ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற Polo Volkswagen Polo vehicle பார்த்தீங்கன்னா normal white colour pics upload பண்ணுற அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் இது இது இவங்க வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஜிடி வேரியன்ட் மாதிரி ஃப்ரண்ட்டில் கிரில் கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா நரோடோ கிரே கலருக்கு மாடிஃபை பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் லைட் ஹெட்லாம்ப்ஸ் இப்போ இருக்கிற ஃபோக்ஸ் வேகனில் இருக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரு டூ தௌசண்ட் லெவன் வேரியண்ட் இதோட ஹெட்லைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டூம் மட்டுமே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற கியா ஷெல்டாஸ் ஜிடி லைனப்பில் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாக இருக்குது அண்டர்லைன் ரெட் கலரில் ப்ளஸ் வந்து ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வெஹிக்கிளோட சைட் மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அலாய் வீல்ஸ் வந்து ஸ்பட்டரிங் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க பட் வந்து அது ஸ்டீல் கலரில் கொடுக்காம பவுடர் கோட்டிங் பிளாக் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து சைடில் எல்லாமே ஓவரால் பார்த்தீங்கன்னா நருட்டோ கிரே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது ரைட் சைடில் ப்ளஸ் வந்து ஓஆர்விஎம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டியூல் டோன் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரியர் வியூ பார்க்குறோம் ரியர் வியூவில் வந்து நம்ம நம்பர் பிளேட்டே பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து ரியரில் வந்து ஒரு ரியர் டெய்ல் லாம்ஸ் வந்து எயிட்டீன் தௌசண்ட் சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் மாதிரி டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரியரில் நடுவில் லிங்கர்ஸ் இது எல்லாமே வந்து அந்த நரிட்டோ கிரேக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாக் கலர் கோட்டிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து இது நம்ம வந்து ரிஃப்லெக்டர்ஸ் கீழே ரிஃப்லெக்டர்ஸும் வந்து லைட் கொடுத்து அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க இன்னொரு மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ஷார்க் இன்ஸ்பிரேஷனோட வந்து ஒரு சின்ன இது மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஸ்பாய்லர்ஸ் ஸ்பாய்லர்ஸ் நம்ம ஆக்சுவலாக மேலே தான் பார்த்துருப்போம் இவங்க வந்து க்ரியேட்டிவிட்டி லெவல் எப்படி இருக்குது பாருங்கள் கீழே வந்து ஷார்க் இன்ஸ்பிரேஷனில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் என்ன ஒரு ஹைலைட் நம்ம ஏன் ரிவ்யூ பண்ணுறோன்னா இது வந்து ஒரு two thousand eleven model but வந்து இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட வெஹிக்கிளோட இது காம்படிட் பண்ணும் அப்படி என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து one point two litre three cylinder engine இன்றைக்கி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபோர் சிலிண்டர் கொடுக்குறாங்க பட் வந்து இது வந்து one point point two litre three cylinder engine இது வந்து இன்றைக்கி இருக்கிற போ போலோவோடய காம்படிட் பண்ணும் ஏன்னா வந்து இன்ஜினை டியூன் பண்ணியிருக்காங்க இன்னொரு டைம் டியூன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த டியூனிங் வந்து நம்ம லைவாக வந்து பார்த்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் இந்த வெஹிக்கிளோட இது சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டிடிஐன்னு சொல்லிட்டு டர்போ சார்ஜர் இக்னேஷன் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே high speed engine Volkswagen பார்த்தீங்கன்னா வந்து வெஹிக்கிள் வந்து ஒரு இன்ஜின் நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பட் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து இன்ஜின் நாய்ஸே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு special type of oil use பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஆயில் இதுதான் ஆடோன்னு சொல்கிற இன்ஜின் ஆயில் இது கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி வருது அதை கட் பண்ணுற இந்த இன்ஜின் ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஜினோட தேய்மானம் வியர் அண்ட் டியர்ஸில் வந்து ஏர் கேப்ஸ் வரும் அந்த கேப்ஸில் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து நார்மலாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்போ வந்து பிளாக் ஸ்மோக்கு வெஹிக்கிளோட ஸ்பீட் லிமிட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே குறையும் இந்த வெஹிக்கிள் வந்து இன்றைக்கி டூ லேக்ஸ் கிலோமீட்டர்லேயே வந்து ஒரு நியூ வெஹிக்கிள் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த ஜேடோவோட இன்ஜின் ஆயில் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதோட நானோ மாலிக்யூல்ஸ் வந்து அந்த வியர் அண்ட் போயிட்டு அதுக்கு ஏற்ற ஷேப்லேயே வந்து ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும் அதனால் வந்து வெஹிக்கிளோட டார்க்கும் சரி பிக்கப்பும் சரி ரொம்ப ஹையாக இருக்கும் இதோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் தெரியுது ஃபோக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்லிங் பண்ணுறாங்க ஃபுல் த்ராட்லிங்லேயும் வந்து உங்களுக்கு வந்து வெஹிக்கிளோட இன்ஜின் சவுண்டே வந்து ஒரு ஒஸ்ட்டாக இருக்காது ஈவன் இனோவாவில் பார்த்தீங்கன்னா நார்மல் இதுலேயே வந்து ஒரு ஓல்டர் பொலிரோவோட சவுண்டு மாதிரி வரும் இந்த வெஹிக்கிள் ரொம்ப நைஸாக இருக்குது வாங்க டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிளஸ்டர் பார்க்கலாம் அது basic first two thousand eleven மாடல்ன்றதுனால இதில் வந்து CC type and odometers and சென்டரில் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க இது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஓவரால் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா one lakh ninety one thousand kilometres run ஆயிருக்கு ப்ளஸ் வந்து டைமிங் அண்ட் ஃபியூவல் இது எல்லாமே காமிக்குது வாங்க வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபோக்ஸ் வேகனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூவல் ஹார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் டைவ் பார்க்க போகிறோம் டெஸ்ட் டைவோட பேரலாகவே வந்து வெஹிக்கிளோட டியூனிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் அவங்களோட என்ன எந்த ஒரு ஐடியா ஸ்டேஜில் வெஹிக்கல்ஸ் இது பண்ணுறாங்க ஷோரூம்லேருந்து வர வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கிட்ட வந்தால் இவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க இதெல்லாமே எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ இந்த வெஹிக்கிள் நீங்கள் டியூன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களா டியூன் பண்ணால் என்ன ஒரு அட்வான்டேஜ் ஷோரூம் வெஹிக்கிள்ஸ்க்கும் நீங்கள் டியூன் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்க்கும் என்ன ப்ளஸ் பாயிண்ட் போலோ ஆக்சுவலாக ஒன் பாயிண்ட் டூ இது வந்து செவன்ட்டி த்ரீ பிஹெச்பியில் தான் வரும் இப்போ இதை நம்ம வந்து first stage economic plus first stage பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா பிஹெச்பி வந்து ஹிட்டனாக இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை எடுத்து கொடுத்துருக்கோம் எக்கனாமிக் மோடு வேணுன்றனால இதில் வந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அதாவது டுவெண்ட்டி ஒன் பிஹெச்பி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டியூனிங்கும் இருக்குது செகண்ட் ஸ்டேஜ் டியூனிங்கும் இருக்குது அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா லாய்ஸ்லாம் வந்து பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கோம் அதில் செகண்ட் ஸ்டேஜ் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும்போது அது செகண்ட் ஸ்டேஜ் எப்படி என்னன்றது பார்க்கலாம் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா டூ பாயிண்டில் நாராடோ க்ரேன்னு சொல்லி ஃபேமஸாக இருக்கிற ஒரு பேக் குரூப்பில் இருக்கக்கூடிய பேர் தான் அது பெயிண்ட்டும் தான் அது ஷேடு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்தது இதில் இருக்கக்கூடிய அதாவது எப்படி சொல்கிறது இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணணுன்னு சொன்னாலே ஒரிஜினல் டூல் ஓடிஸ் இல்லைன்னா பிசிடிஎஸ் இல்லைன்னு சொன்னால் லான்ச் ஸ்கேன் டூலில் தான் பண்ண முடியும் இது மூணுத்தில் மட்டும்தான் அதனோட எரர் கோடு டிடிசி எல்லாமே